ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கக்கூடிய சாக்ஸ் அண்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் எயிட் த்ரீ சாரியோடைய நம்பர் ஃபைவ் எயிட் த்ரீங்க இது வந்து பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடியது பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் um, இது வந்து ராமர் க்ரீனில் கொஞ்சம் பேஸ்டல் ஷேடில் வரும் டாப் அண்ட் பாட்டமும் வரக்கூடியது கிரே கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக வருங்க டாப்பை விட உங்களுக்கு பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் பார்டருங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நியர்லி டென் இன்ச்சஸ்க்கு இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடுங்க நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்தும் கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க செக் பண்ணும்போது வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நீங்கள் த்ரெட் எடுத்து செக் பண்ணுங்கள் ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபைன் சரிங்க டெஸ்டட் சரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk saree number five eight four body of saree navy ப்ளூலையும் பலூன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜ் அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி உங்களுக்கு டோன் கொடுக்கும் பிளாக் கலர் மிக்சிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க டாப் அண்ட் பாட்டமில் இந்த ஹூக்ஸ் மார்க்ஸில் அண்டு சரிலேயுமே வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லுலேயும் சில இடங்களில் கண்டிப்பாக வந்து அந்த பிளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிள் ஆகுங்க saree number five eight five body of saree பர்பிள்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இந்த சாரியில் என்னென்னா டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் பார்டரில் உங்களுக்கு அந்த ஹரிசாண்டல் லைன்ஸுமே வந்திருக்கும் அதுவுமே சில்க் த்ரெட்டில் தாங்க இருக்கும் இதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த சாரீஸுடைய offer price six thousand rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஐடியோ அல்லது UTR number or reference number இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்போ தான் எங்களால் வந்து ஈஸியாக கிராஸ் செக் பண்ண முடியும் அமௌண்ட் வந்துச்சா இல்லையான்னு saree number five eight six பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் மெரூன் கலரில் பிளாக் காம்பினேஷனோட இருக்குங்க body of saree green colour இதுலேயுமே கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க saree number five eight seven same pattern இப்போ நீங்கள் பார்த்தா அதே பேட்டர்ன் தான் maroon and ink blue combination body of saree மெரூன்லேயும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இங்க் ப்ளூவில் இருக்குங்க இதில் என்ன அப்படின்னா சில்வர் அண்ட் காப்பர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன்லேயே சரி மாற்றுறது அண்டு டிசைன்ஸ் மாற்றுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து நம்ம வெரைட்டிஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோங்க நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்யூர் சில்க்ஸில் தாங்க அதிக கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான பியூர் சில்க் சாரீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதுதான் நம்ம ஆன்லைனில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம் அண்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லோ பட்ஜெட்லேயும் எங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நம்ம வாங்குறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சீக்கிரமும் வந்துடுது அண்டு ஈஸியாகவும் இருக்குது ஸோ அதனால் நீங்களே வந்து ஸ்மால் பட்ஜெட் அதாவது லோ பட்ஜெட் சாரீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுனாலையும் சஜஷன்ஸ் கொடுத்ததுனாலையும் தான் நம்ம நிறைய வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா எவ்ரிடே வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கோங்க மற்றபடி நம்மக்கிட்ட ஓன் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக ப்யூர் சில்க் சாரீஸ் மட்டும்தாங்க saree number five double eight body of saree coffee brown கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் கிரே கிரேங்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்க இந்த சாரீ பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க saree number five eight nine and இப்போ ஆன்லைனில் பார்க்குற சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரீஸை கேட்டிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காதுங்க ஏன்னா நம்ம இப்போ ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே வாட்ஸ்அப்பில் இந்த சாரீஸ் எல்லாம் புக்கிங் ஆகிட்டே இருக்கும் அப்படி புக் ஆகும்போது கண்டிப்பாக இந்த சாரீஸ் வந்து நம்ம நேரில் ஷாப்பில் ஷோ பண்ண முடியாது சப்போஸ் இந்த அப்டேட்டில் வந்து ஏதாவது ஒரு டூ ஆர் த்ரீ சாரீஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னா மேபி அதை காட்டலாமே தவிர எல்லா சாரீஸுமே வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்க saree number five eight nine பல்லுவன் and blouse blue body of saree dark grey colour இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க saree number five nine zero body of saree ink ப்ளூலையும் பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் கலர்லேயும் இருக்குங்க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 சார்ஜஸ் வருங்க ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் compulsory parcel opening video from the பிகினிங்லேருந்து இருக்கணுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குற சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரீ பர்பிள் கலர்லேயும் இருக்குங்க சில்வர் அண்டு காப்பர் ரெண்டு டெஸ்டட் சரிலையும் பொட்டாஸ் வந்து வந்துடுது ஃபைவ் நைன்ட்டி ஒன் சாரீ நம்பருங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வரும் சில்க் மார்க் ஸ்டிக்கர் எதுக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பியூர் சில்க் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கேரண்டி தாங்க ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண சில்க் மார்க் சர்டிஃபிகேட் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வரணாங்கிற நேம் வருங்க ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்